தங்கையின் கணவர் வீட்டில் இளம்பெண் மர்மமான முறையில் தூக்கில் பிணமாக தொங்கினார் சென்னை மாதவரம் புண்ணியம்மன் மீது வீரபாண்டியர் திருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருடைய மகள் மன்சு இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இவருடைய தங்கை சரண்யா இவர் தனது கணவர் கார்த்திக்குடன் ஏற்பட்ட தகராறில் அவரை பிரிந்து பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் மனைவியை அழைத்துச் செல்ல வந்த கார்த்திக் அவர் வர மறுத்ததால் மஞ்சுவை மோட்டார் சைக்கிளில் குளத்தூர் திருவீதி அம்மன் கோவில் தெருவில் உள்ள தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் சிறிது நேரத்தில் தங்கையின் கணவர் வீட்டில் மண் சுமர்மமான முறையில் தூக்கில் பிணமாக தொங்கினார் இது பற்றி குளத்தூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மன்சு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அடித்து கொலை செய்யப்பட்டு உடலை தூக்கில் தொங்கவிடப்பட்டதா என்ற கோணத்தில் கார்த்திக்கிடம் விசாரித்து வருகின்றனர்